Hi friends welcome to Tamil Kutties page இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி சிக்கன் க்ரீன் கறி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சோம்பு ஒரு spoon fennel seeds cumin seeds அரை ஸ்பூன் போதும் பெப்பர்கார்ன் ஒன் ஸ்பூன் இதில் ரெண்டு சினமன் ஸ்டிக் சின்ன பீஸு ஒரு கார்டமன் ரெண்டு லவங்கம் க்ளவுஸ் இருக்குது எட்டு பீஸ் கேஷ்யூ நட் வேணும் ரெண்டு ஆனியன் சாப் பண்ணது ஒரு கையளவு மல்லித்தலை ஒரு கையளவு புதினா அப்புறம் ஒரு பூண்டு ஒரு பல்லுது ஃபுல்லாக இஞ்சி ரெண்டு ஒரு இன்ச் ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் க்ரீன் சில்லி நாலு பீஸ் வேணும் and chicken seven fifty grams chicken இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் சிக்கனில் சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி நல்லா வாஷ் பண்ணி க்ரீன் பேஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும் அது எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போது இதுக்கு தேவையானது பூண்டு இஞ்சி ரெண்டும் ஃபுல்லாக போட்டுக்கணும் ஒரு கையளவு புதினா தலை ஒரு கையளவு மல்லித்தலை இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம் பச்சை மிளகா நான் ஏன் காரத்துக்களவாக ஃபோர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்லா ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம் கியூமின் சீட்ஸ் சோம்பு ம குறுமிளகு இந்த மசால் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு பேஸ்ட்டு இது ஆல்ரெடி சால்ட்டும் டர்மரிக்கும் மேரினேட் பண்ண சிக்கனில் இந்த பேஸ்ட்டும் நல்லா ஊற்றி மேரினேட் பண்ணிடுங்க இதில் அந்த மல்லியும் புதினாவோட இது தான் ஃப்ளேவர் நிறையா இருக்கணும் வேறு மசாலாவோடது ஸ்ட்ராங்காக வரக்கூடாது அதனால தான் கம்மியாக மசால் போட்டிருக்கோம் க்ரீன் சில்லி பெப்பர் கார்ன்லாம் இருக்கிறதுக்கு அதுவே தேவையான அளவு ஸ்பைசஸ் கொடுக்கும் இது மேரினேட் ஆகி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மேரினேட் பண்ணது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இனி நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன தேவைன்னா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணதில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த கேஷ்யூ நட் இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த ரெண்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ப்ரௌனிஷ் கலர் ஆகும்போது கேஷ்யூ நட்டும் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் Thank you. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நான் கேஷ்யூ நட் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இனி அடுத்ததுக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி பேலன்ஸ் இருக்க ஒரு வெங்காயம் நம்ம நல்லா அது சூடான உடனே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா இப்படி கோல்டன் ஃப்ரை ஆயிருச்சு நம்ம இதில் மேரினேட் பண்ண இந்த சிக்கன் பீஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இதில் ஆயில் கம்மியாக விட்டால் போதும் ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கன்லேருந்து வாட்டரும் ஊஸ் அவுட் ஆகும் கொஞ்சம் அந்த ஆயில் இது இது நல்லா வச்சு சிம்மில் வச்சு லிட் போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நீட்டாக இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லிட் போட்டு நல்லா இப்படி வாட்டர் இதாகி வந்திருக்கு சிக்கன் இது பண்ணி விடுங்க நான் அதில் வந்து மல்லி சேர்த்தலை மல்லித்தூள் இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் இதில் சேர்த்திக்கலாம் சால்ட்டும் கொஞ்சம் தேவையான அளவு நான் போடுறேன் ஃபைனலாக பார்த்துட்டு போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணுறக்கோ அதில் சால்ட் போட்டு வச்சுருந்தேன் நம்ம இதில் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே onion and cashew nut fry பண்ணி வச்சுருக்கோம் அதையே இனி பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதையும் பேஸ்ட் அரைச்சி இதில் ஆட் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மறுபடியும் நல்லா சிக்கன் ஹாஃப் குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் கப் தயிர் சேர்த்துக்கலாம் நான் த்ரீ ஸ்பூன் பக்கம் நல்லா பெரிய ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லாஸ்ட் ஸ்டேஜ் தான் அந்த onion cashew nut paste add பண்ணோம் அப்போ அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் கேஷ்யூ நட் பேஸ்ட் சேர்த்தும் போது இனியும் திக்காகும் அதனால் அதை ஃபைனலாக சேர்த்திட்டு வாட்டர் எவ்வளோ வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம் இனி நம்ம வந்து cashew nut paste onion cashew nut paste இது கூட ஆட் பண்ணிக்கலாம் almost chicken seventy five percentage cook ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் அதை ஆடும்போது ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் ஆனியனும் கேஷ்யூ நட் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் onion cashew nut paste add பண்ணி கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அந்த வாட்டர் கொஞ்சம் ஊற்றணும் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி நான் அந்த இதுக்கு நல்லா ஊற்றி பாயில் பண்ண வேண்டியது தான் இன்னைக்கு ஓகே ஆல்மோஸ்ட் சிக்கன் டன் பாருங்கள் நல்லா க்ரீமி இதுக்கு கேஷ்யூ கிரேவி போட்டதுக்கு நல்லா வந்திருக்கு அந்த டேஸ்ட்டுக்கு சிக்கன் ரெடி நம்ம இப்போ final stage just coriander leaf போட்டு கார்னிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சிக்கன் க்ரீன் கடி ரெடி டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்